மௌனவை பின்பகை வீரித்தேயனை கவனம் பாய்ந்திட வைத்தனை ஆட்கொண்டு தவனும் தீர்த்த தனிகயரின் சூழல் தவனும் தீர்த்த தனிகையரின் சுதன் மௌன தேசிக மார்கநாதரே அனந்தர்களுக்கு நமஸ்காரம் இன்னும் நம் சந்ததிக்கும் நன்மன மக்களுக்கும் அனைவருக்கும் முதல் நமஸ்காரம் இப்போது இங்கே இந்த மெய்வழி பற்றி இங்கே பேசுறதுக்காக நம்ம இங்கே சபை கொடுக்கிறோம் இப்போ இந்த மெய் மதம் என்றால் என்ன இது எப்படி உண்டானது எதற்காக ஒரு மதம் அது வந்து ஒரு தெளிவோடு இப்போ நம்ம பேசணுன்றதுக்காக இப்போ இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் இப்போது மதம் என்பது ஒரு மனிதர்களுக்கு தான் மற்ற படிப்புக்கு மதம் இல்லை மதத்தினுடைய அடிப்படை என்ன மனிதனுக்கு மதம் எதுக்கு வேணும் இந்த உடம்பு வளர்ப்பதற்கு அல்ல அப்போ வேறு எதுக்காக மதம் ஆத்மா உயிருக்காக தான் சர்வ மதத்துக்கும் சர்வ மதத்துக்கும் ஒவ்வொன்று வேதங்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்தையும் உண்டாக்கிய கருத்தை அந்த மதத்துக்கு உரியவங்க அவங்களுடைய வேதம் இருக்குது பகவத்கீதை வேதம் இருக்குது இஸ்லாத்துக்கு மதம் அதுக்கு வேதம் இருக்குது குரான் இருக்குது இப்படி பைபிள் இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் வேதங்கள் இருக்குது அந்த வேதத்தை பின்பற்றி தான் மக்களை நடப்பாங்க இப்போ ஒரு மனிதன் பிறந்தவன் யார் யார் மதத்தில் சாராதுக்கிறாங்க எல்லோரும் மதத்தில் சார்ந்து தான் இருப்பாங்க அப்போ அந்த மதத்துக்கு அடிப்படை என்ன அந்த மதத்தை உண்டாக்கிய மூல புருஷர் தான் அவங்க காட்டின வழி அப்போ நம்ம கூடவே இல்லை அவங்க அவங்க குறிப்பிட்ட காலம் இது உண்டு பண்ணி திரும்பி நீ மாற்றிக்கிறாங்க அப்போ அது பின்பற்றி நடக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அந்த வேதம் அதுதான் வேதம் அப்போ அந்த மதத்தை உண்டு பண்ணியவர்களைத்தான் இறைவனாகவும் தெய்வமாகவும் இது வரைக்கும் காலாகாலமாக வணங்கிட்டு வராங்க இதில் எதுனா மாற்றம் உண்டா எல்லாருமே ஒரு மதத்தை சார்ந்தாங்கன்னா தெய்வீக வழிபாடு அதில் தான் ஒவ்வொரு மதத்திலையும் தெய்வத்தை சார்ந்து இருக்கிறாங்க இது உலக அறிஞ்ச உண்மை அப்போ மதம் என்பது எதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உயிர் வழக்கத்துக்கு ஒன்று தான் மதமே அன்றி மற்ற இந்த உலக காரியங்களுக்கு மதம் இல்லை இந்த உலக காரியத்தை வேண்டிய அளவு நாம்ளே சம்பாரிச்சுக்கலாம் அதுக்கான அறிவெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்துட்டாங்க அப்போ ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம் ஆத்மாவாகிய உயிரை பாதுகாக்கணும் என்ன உயிரை காக்கணும் எப்படி நம்ம உயிரை காக்கணும் அப்படி என்றால் இந்த தேகமானது அழியும் ஆத்மாவாகிய ஜீவன் அழியாது உயிர் அழியாது இது காலாகால கால இந்த மனித குலத்துக்குன்னு வந்த ஒரு இப்போ சதுரயுகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ எல்லா வேதத்தையும் நாம் எடுத்து சீர்தூக்கி பார்த்தால் இந்த மாமிசும் அழியம் இந்த ஆத்மாவாகிய ஜீவன் அழியாது இது ஒன்றுக்கே தான் மகத்துக்கள் இறைவனே அந்தந்த காலத்தில் நம்மளை போல திரும்பி அணித்தாங்க வந்து இதை நடத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த மதம் அதன் அடிப்படை என்ன தெய்வீகம் அந்த தெய்வீகம் மனிதனுக்கு மட்டும்தான் அப்போ அந்த வேதம் பூரா சொல்கிறது என்னன்னா இந்த உலகப் பொருளுக்காக அல்ல நாம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒன்றே தான் எந்த பாஷையில் வந்து எந்த மதமாக இருந்தாலும் அது உண்மையை பார்த்தா இந்த தோலும் அழியும் நம்ம ஆத்மாவாகிய ஜீவன் அழியாது இப்படித்தான் நடந்துக்கிட்டு வருது இதில் யாரும் வந்து கிராஸ் பண்ணவும் முடியாது பண்ணாலும் வேத பிரகாரம் பார்த்தோம்னா அடிப்பட்டு வீம்புக்கு பேசலாமே தவிர இது வாழையடி வாழையாக யுக யுகமாக வந்தது இது இல்லையா அப்படி இருக்கு சொல்ல இங்கே இந்த அனந்தர்கள் யார் மரளை கை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் அப்படின்ட்டு இப்போ நம்மளுடைய மதத்தில் இருக்குது இந்த யாருது இது அனந்தர்கள் இந்த மதத்தில் இருக்கிறாங்க அப்போது என்ன அடிப்படை உயிர் ஜீவனை காக்கிறதுக்கு தான் நமஸ்காரங்க இந்த மதத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம் இப்போது இந்த அனந்தர்கள் வாழறது ஒரு மதத்தில் சார்ந்திருக்குது என்னென்னா மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் இந்த மதத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பல மதத்தினரும் பல அறுபத்தொம்பது சாதிகளும் சேர்ந்த அனந்தர்குலம் அது மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மெய் மாதம் அப்போ அங்கே இது வரைக்கும் இப்படி எத்தனையோ மதம் இருக்குது மரலுக்கிட்ட இருந்து தப்புறது தான் மதம்ன்றதை இது வரைக்கும் எந்த மதமும் சொல்லலை ஆனால் நம்ம மெய் மதம் மட்டும் மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் என்பதை இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்தையும் அந்த மதத்தினுடைய லட்சணம் என்ன மரளி கையில் மாட்டக்கூடாது அப்படின்றத இது வரைக்கும் எந்த மதத்திலையும் இப்படி இல்லை சொல்லலை அப்போது இங்கே வந்து இந்த அனந்தர்கள் இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இதை யார் இதை உண்டு பண்ணது எப்படி இதை நாம் நம்பணும் அறுபத்தி ஒன்பது சாதியும் பல மதத்தினரும் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஒரு சந்தேகம் வரலாம் அவங்க தாய் வயிற்றில் தானே பிறந்தாங்க அவங்க குடும்பத்தோடு தானே இருக்கிறாங்களா அவங்கள எப்படி நீங்கள் தெய்வம்னு சொல்ல போச்சு மனிதனு போய் தெய்வம்னு சொல்கிறதா என்னையா இது தெய்வம்னாக்கா ஒரு கோயிலில் போய் தானே வணங்கணும் அப்படித்தானே இருக்குது அப்போ எப்படி நம்மளை போலயே திரு அவர்களும் திருமேனி தாங்கி வந்து மனைவி மக்களோடு அவங்க வளர்கிறாங்க அவங்களுக்கு எப்படி அவங்கள நீங்கள் இறைவன் தெய்வன்றியா எப்படி நம்ப முடியும் எப்படி நம்பலாம் அப்போ எப்படி நம்பினார்கள் உலக மக்கள் எல்லாரும் நம்பலையா அப்போ நம்பனவங்க எப்படி நம்பினாங்க அவங்க தான் இறைவன் அப்படின்னு எப்படி நம்பினாங்கன்னா அதை நாம் பார்க்குறோம் அவர்கள் எங்கே அவதாரம் செய்தார்கள் பெரிய தாயே தாயார் பெரிய தாயே ஜமால் உசேன் தந்தை அந்த ஊர் மார்க்கப்பட்டி இதில் இன்னாருக்கு தகப்பனும் இன்னார் தாயும் இருக்கிறாங்க அங்கே அவதாரம் பிறந்தது நமக்கு தெரியும் அவர்கள் தகப்பனோடு விவசாயம் பண்ணிக்கின்னு இருந்ததும் நமக்கு தெரியும் அங்கேருந்து வந்த காசுக்காரம்பாளையத்தில் விபா வியாபார சைத்துக்கு வந்தது நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அங்கே வந்து இவர்கள் ஒரு ஞானத்தினுடைய ஒரு இச்சையினால் பன்னெண்டு குருமார்கிட்ட போய் சேர்றாங்க பன்னெண்டு குருமாரியும் பொய்யான குருன்னு தெரிஞ்சுக்கினாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் பன்னெண்டு குருன்னா ஒரு குரு கிட்ட ஒரு குரு கிட்ட சேர்ந்து தானே ஆகணும் இந்த பன்னெண்டு குருமாரியும் அவர்கள் பொய்ன்னு எப்படி அதை விளக்குறாங்க வேதத்தை படிச்சுக்கிட்டாங்க மகரிபத்துன்னு ஞான நூலை படிச்சுக்கிட்டாங்க பொய் வேடதாரி இப்படி இருப்பாங்க ஆனால் மெய்யான பார்வானுங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றது வேதத்தை சிறு வயசுலேருந்தே அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் ஒவ்வொரு குருவுக்கிட்டும் போகிறாங்க அந்த வேதத்தில் இருக்கிற செயல் அவன்கிட்ட இல்லை இவன் ஏமாத்துறான் பொய்ன்ட்டு விட்டுறாங்க இப்படி பன்னெண்டு குருமாருக்கிட்டையும் ஏமாந்து இனி நம்மளுக்கு இவங்கக்கிட்ட உண்மையான ஞானம் கிடையாது எல்லாம் பருவராட்டு போலி வேஷம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு வாசி யோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த கலியுகத்தில் உண்மையான ஞானம் இருக்காது போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தாங்களே ஒரு முயற்சி பண்ணி வாசி யோகம் அதில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி செஞ்சு கொண்டு இருக்கு சொல்லத்தான் இவங்க பன்னெண்டு குருமார்கிட்டையும் ஞானத்துக்காக தேடி அழுட்டு போய் இவங்களே ஒரு இது சொல்ல அப்போ தான் ஒரு பெரியார்கள் தனிகமணி பிரான் என்றவங்க அங்கே சந்திக்கிறாங்க அங்கே சந்திக்கும்போது எப்போவுமே பெரியவர்களை கண்டா ஞான இச்சியோடு பார்க்குற அவர்கள் இந்த பெரியவரை பார்த்துட்டு போய் அழைச்சிக்கின்னு வீட்டுக்கு வராங்க ஆ காசுகாரம்பாளையத்தில் இது பார்க்குறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து சபாஷ் பட்டம் கொடுப்பாங்க எல்லோருமே இந்த வாகத்தை செய்ய சொல்லும் அது மாதிரி பெரியோர்களுக்கும் இவங்களும் அந்த ஒரு இச்சை உள்ளவங்க தானே அதை எடுத்து அந்த பெரியார்கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க ஆ அவங்களும் புதுசாக இந்த கேள்விப்படாத போல ஒரு ஓங்காரம் நீட்டியும் ஒரு ஓங்காரம் குறிக்கும் ஆச்சரிய குறியுமா எல்லாம் கேட்டுக்கிறேன் இவங்களும் பல சாட்சி எடுத்து சொல்லி எல்லாத்தையும் முடிக்கிறாங்க முடித்த உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க இது சரி சரியில்லைன்னு சொல்லாமல் திரும்பி பார்க்காத விடுறாங்க அப்போ என்றாங்க நம்ம தெய்வம் இது வரைக்கும் நாம் சொன்னது இவங்களுக்கு புலப்பட போல இருக்குது அப்படின்ட்டு முகத்தை நோக்கி என்ன பெரியவர் பாசி யோகம் சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க பெரியவர் சரிதான் ஆம் சரிதான் நரகத்துக்கு போகிறதுக்கு குறுக்கு பாதை சரிதான் திடக்குறியோடு எடுத்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அதோடு உடலை புலத்திய மகாமுனிவருடைய சாட்சி எடுத்து இந்த மூச்சடக்கத்தினால என்ன வரும்ன்றத எடுத்து போதிச்சா அப்போ நினைக்கிறாங்க நம்மளுடைய இவ்வளோ நாலு பாட்டை இழிவு எடுத்து பேசுகிறாங்கன்னா இவங்க யாராக இருக்கும் அதுக்கு தகுந்த சாட்சியம் கொடுத்துட்டாங்க வேதத்தில் எடுத்து தட்டு தடமாடி நிற்கும்போது இந்த உலகத்தில் பார்வான்கள் எல்லாம் கவனக்குழிகை போட்டோம் அன்னம் புறா மயில் என்று வாசி என்ற யோகத்தில் வைகுந்தம் தெய்வலோகம் கைலாசெல்லாம் போய் வருதா உலக மக்கள் சொல்கிறாங்களே அது நிசந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன என்றாங்க உண்மையான தெய்வீகம் இதோ அந்த தோலமலை பொம்மமானது எதிரில் இருக்குன்னு அப்படியே சரணடைஞ்சு குருபிரானே கதின்னு போகிறாங்க இதை நல்லா நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும் இந்த மெய்வழிக்கு வந்தவங்க இது என்ன நீங்கள் வரீங்க உங்களுக்கு விளக்கமாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் தெரியாதவ இருக்கலாம் அதனால் எடுத்து சொல்கிறேன் இளம் மனைவி சொத்து சுகம் வியாபாரம் பச்சளம் கண் கோ கண் கோசம் மாறா பச்சளம் குழந்தைய விட்டுட்டு துறவு போண்டான் இதை எப்படி பெற்றாங்கன்றதுக்கு அவங்க துறவு போயிடுறாங்க அப்போ அவங்க குருபிரானு கூடவே போயிட்டு பல வருஷங்களாக இருந்து ஓராண்டு ஆடு மேய்க்க இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஓராண்டு அவர்கள் ஆடு மேய்ச்சி அந்த ஓராண்டு முடிஞ்ச பிறகு அவங்க குருபிரானே திருப்பரங்குன்றத்தில் தவத்தில் அமைக்கிறாங்க பல காலம் அன்னபானம் இல்லாமல் பல வருடங்களாக அவங்க அரிய தவத்தில் இருந்து சன்னதங்களை பெறாங்க சன்னதங்கள் தேவ சன்னதங்களை பெறாங்க இப்படி பெற்று எல்லாம் தெரிஞ்ச போது அப்போத்தான் அவர்கள் யாருன்னா தன்னுடைய குருவனுடைய இது பண்ணு சர்வ சன்னதத்தையும் பெற்று ஒரு இறைவன் இறைவனுடைய ஒரு வல்லபத்தை அவருடைய கையில் கொள்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே என்ன ஆகுது பாட்டியார் நமக்கு பாட்டியாராக வரக்கூடிய தனிகமணி பிரான் அவர்கள் எல்லா சன்னதித்தம் காட்டி இனி வந்து இந்த உலகத்தில் என்னுடைய உபதேசத்தை நடத்த கடன்றேன் யாருக்கு நம்முடைய உத்தரவுக்கு ஆங்காங்கு பல சாதியிலும் அங்காங்கு பிறந்திருக்கின்றார்கள் இதுதான் நம்ம சொல்லணும் உலகத்துக்கு அல்ல நம்முடைய உத்தரவின் பிரகாரமே ஆங்காங்கு பல சாதியில் போய் நம்ம உத்தரவுக்கு பிறந்திருக்கிறாங்க அவங்கள நூல் கால் தெரியாமல் கைவர்கிட்ட விட்டு கால் தலை அறியாத கைவர்கிட்ட பட்டு கசங்கி தவிக்கிறாங்கப்பா எந்நேரமும் அவர்களுடைய எண்ணம் உன்னுடைய பாதார விந்தத்தையே நோக்கி கொண்டிருக்குது அதனால் நீ சீக்கிரமாக போய் அவர்களை இந்த மெய்யில் எடுத்து தேர்த்து உலகத்துக்கா அனந்தர்களுக்கா அப்போ தேவர்களை வந்து இந்த அது பின்னாடி வருது அப்போது உலக மக்களுக்காக அவர்கள் வரவில்லை தம்முடைய உத்தரவுக்கு தேவலோகத்தில் சொல்லி இந்த கலியுகத்தை முடிக்க போகிறோம் அதுக்காக வந்து யார் என்னோட வரணும்னு சொல்கிற இது வரலாறு சாட்சி இது இது சாட்சினா நாம் இல்லை அறுபத்தி ஒம்பது ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிரூபித்து ஏற்றுக்கணுதை நான் சொல்கிறேன் எல்லா மதங்களையும் சேர்ந்த அறுபத்தொம்பது சாதிகள் சேர்ந்த பலாயிரக்கணக்கான மக்கள் ஒத்து ஒரு பெரிய ஊரே உண்டாகி கொடியேற்றி இந்த வையகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் இல்லையா அப்போ அவர்கள் போய் நீ எடுத்து நான் யார் எடுக்க சொல்கிறாங்க நம்முடைய உத்தரவுக்காக ஆங்காங்க பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்நேரமும் உன்னுடைய பாதார விந்தத்தையே நோக்கி இருக்கிறாங்க அதனால் நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்காக நீ கேட்ட வரத்தை விட்டுட்டு அவங்கள போய் நீ மையில் எடு எடுத்து நீ சேர்த்துன்றாங்க அங்கே ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க பெரிய மாற்றம் பெரிய மாற்றம்னு சொல்ல சர்வ வேதத்தங்களை எடுத்து அவங்களுக்கு சொல்லிடுறாங்க உன்னை ஆண்டவன்னு சொல்ல போகிறாங்க ஒரு காலத்தில் கல்கி மகதி ஈசா இப்படின்னெல்லாம் உன்னை இப்படி சொல்கிறாங்கப்பா நீ என் முன்னால் நீ இருக்கிறியே நீ இந்த பருவத்தில் ஏறி வர சொல்ல எல்லா மகத்துக்களும் ஒன்று சொல்கிறாங்கன்னு எத்த சாட்சி சொல்கிறாங்க மகத்துங்களெல்லாம் எதிர்பார்த்து அங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ சொல்ல சொல்லத்தான் அப்பவும் இவங்க பிரியமானுக்கிறாங்க ஆசானை அந்த நேரத்தில் ஒரு ரகசியம் சொல் சொல்கிறாங்க இந்த ரகசியத்தை கூர்ந்து கேட்கணும் மகனே நீ முப்பத்தி நீ போய் இங்கே செயல்படுறது என்னன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் எதிர்பார்க்கின்ற இந்த காரியத்தை நீ எப்படி நினைக்காது இருக்க முடியும் அப்போ அங்கே யார் வந்துக்கிறாங்கன்னா அழிவு ஒன்றும் தழைவு ஒன்றும் ஏற்கனவே இது நிர்ணயிச்சாச்சு அது ரகசியத்தில் இருக்கிறது அதை எடுத்து நீ மெய்யில் ஏற்று அது அது அது அதனுடைய உதயமால் என்னும் வெயில் ஒளிப்பட்டு அது அது அதன் பலனை எடுத்துக்கும் அதை வைத்து நான் தீர்ப்பு நடாத்திக்கிறேன் பாட்டியார் தெய்வத்துக்கெல்லாம் சொல்லி தக்க எடுத்து போகிறாங்க அப்புறம் தான் பொறுப்பிட்டு வராங்க இருந்து தன் ஆசானை பிரிஞ்சு பிரச்சாரத்துக்கு வராங்க அந்த பிரச்சாரத்தில் பண்ண சொல்ல என்ன சொல்கிறாங்க பிரச்சாரம் மான்மையெல்லாம் படிச்சிருக்கீங்களா ஏன்னா நீங்கள் இதில் வந்து இருக்கீங்க அதனால் உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் பிரச்சாரத்தில் என்னன்னு வைக்க பார்க்குறாங்க எங்கே இன்னும் வர காணமே எங்கே எதனால் சொல்கிறாங்க பாட்டியார் சொல்லிட்டாங்க நம்மளுடைய ஒத்தருக்கு வந்து பிறந்திருக்கிறாங்கப்பா அவங்கள எடுன்றாங்க மக்களை குறி வச்சு பிரச்சாரம் பண்ணலை எங்கே இன்னும் அவர்கள் வரக்காணுமே வரக்காணுமே என்ற அதே கவலையாக வந்து ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து ப பன்னெண்டு வருஷம் ஒரு தலை சேராதான் ஓய்வு ஒழிவின்றி இந்த பிரச்சாரத்தை பண்ணி எடுக்கிறேன் அப்புறமா ஒத்தொத்தரா ஒத்தொத்தரா சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து இந்த அரு பல மதத்தினரும் அறுபத்தி ஒம்பது சாதிகளும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மெய்வழிச்சாலை என்ற ஒரு ஊரை உண்டாக்கி வானுயிரை கொடியேற்றி வையகத்தோரே வாருங்கோ வாங்கன்னு அழைத்து தான் அழைத்ததும் அழைத்து கொண்டு இருப்பது தான் மெய்வழிச்சாலை அப்போ எப்படி இவங்க நம்புகிறாங்க அனந்தர்கள் எப்படி அவர்களை அவர்களும் தாய் வயிற்றில் பிறந்தாங்க இல்லையா மனைவி மக்கள் விவசாயம் பண்ணிங்கிறாங்க அதை விட்டுட்டு வந்து வியாபாரம் பண்ணாங்க எப்படி நீ அவங்கள இறைவன்னு எப்படி நம்புறீங்க இந்த அறுபத்தொம்பது ஜாதி நீங்கள் கேளுங்க எங்களை உன்னை போல தானே இருக்கிறாங்க அவங்கள எப்படி தெய்வம்னு எண்ணிக்க நீங்க நீ வந்து இங்கே பேசுகிறல்ல எப்படி நீ அவங்கள தெய்வம்னு எண்ணிங்க அப்படியா ஆதாரம் இருக்கணும் இல்லையா அப்போ நாங்கள் எப்படி ஏற்றுக்கணும் எல்லா மதத்துக்களும் சாட்சி சொல்கிறாங்க எல்லா மதத்தை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது சாதிகளுக்கும் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு அரசன் சொல்லி ஒரு நூறு பேர் சொல்லி அவங்க தான் தெய்வம்னு ஏற்றுக்கலை முன்வந்த மகத்துக்களை அத்தனை பேரும் அவர்களுடைய ஒவ்வொரு அசிவ வசிவம் ஒவ்வொரு செயலையும் பாரவான்கள் சொல்கிறாங்க அப்படி ஏற்றுக்கணவங்க தான் அனந்தர் சும்மா அப்படி இப்படின்னு வேஷம் போட்டுக்கணுங்களெல்லாம் போய் ஏற்றுக்கலை இது யார் தக்க ஆதாரத்தோடு சர்வ மதக்கர்த்தரும் சர்வ மகத்துக்களும் சர்வ முத்தர் சித்தர் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இவங்க தான் இறைவன் வீரபெருமங்கார் சொல்கிறாங்க கலியுகத்துக்கு ஐயாயிரத்துக்கு அப்பாலே வீரபோக வசந்தராயர் வருவாங்க சங்கு சக்கரம் உடுக்கை சூளம் வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த மெய் வழி தெய்வத்தை போய் பாருங்கள் காமத்துடைய ஜனங்களே இன்னுமா பார்க்காது இருக்குங்க போங்க இது அழிவு காலம் வந்துட்டு அடி வேரிகின்னு அடித்து சொல்கிறாங்க இப்படி ஒன்று அந்த ஊரை உண்டாக்குது வேதி போட்டுது தலப்பா கொடுத்தது காஷாயம் இடைக்கச்சு ஒத்த பார்வான்களே சாட்சி சொல்லித்தான் இந்த மெய்வழியிலேருந்து அனந்தர்கள் உண்டாகிறாங்க எடுத்து சொன்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இல்லையா இதப்பா இது என்ன இது தீர்க்க தரிசனம் யாரை பற்றி சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க படித்து சொல்லுங்க தெய்வத்தை பற்றி என்ன இது இந்த புக்கு அத்தனையுமே அவங்கள சாட்சி சொல்கிறவங்க தான் எல்லா மகத்துக்களும் அதுக்குன்னே தனி இருக்குது சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லை இங்கே பார் வேதாகம சுரி சுருதி கிரந்தங்கள் ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வ செயலை கூறும் திடதீர்க்க தரிசனம் இதற்குள்ளே இருக்கிற அத்தனையாக அந்த மகத்தங்களை சொல்லி ஏற்றுக்கிறவங்க தான் அனந்தர்கள் இல்லையா எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஒவ்வொரு அசைவ ஒசைவும் முன்னுள்ள மகத்துக்கள் வந்து தேவர்களே அதை சொல்லித்தான் நாங்கள் இந்த அனந்தர்கள் நாங்கள் வந்து சேர்ந்தது சும்மா ஏமாந்து கை கட்டின பக்கமெல்லாம் போனவங்க கிடையாது அனந்தர்கள் தக்க ஆதாரம் யார் ஒரு அரசனா ஒரு நூறு பேர் சேர்ந்து சொல்ல ஏற்றுக்கணுமா இல்லை முன்வந்த மகத்துக்களாய அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் கூறி அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே மண்ணாறு குடிச்சு கட்டிக்கின்னு இருப்பாங்க சுற்றி முள்வேதி போட்டுக்கின்னு இருப்பாங்க அங்கே மயில்களை ஆடிக்கொண்டு இருக்கும் அவர்களிடம் போனால் என்னென்னது சொல்லுவாங்க முருகப்பெருமான் மாணிக்க வாசகர் வீரபெருமாங்கார் வடலூரார் உண்மை பத்திரிகைகளை தெளிவாக கொடுத்துடுவாங்க இப்படி இந்த உலகத்தில் வந்த மகத்துக்களெல்லாம் இன்னாரு தான் இவங்க ஆண்டவங்க இன்னாரு குலத்தில் பிறப்பாங்க என்ன இன்ன சாதியிலேருந்து இன்னதை செய்வாங்க அதை விட்டுட்டுங்க வருவாங்கன்னு ஆத் அத்தனையும் மகத்துக்கள் சொன்ன சாட்சி வச்சு வச்சு வச்சு தான் அவங்க ஆண்டவங்க இறுதி தீர்ப்பர் எல்லா மகத்துக்களும் சொல்லி நாங்கள் ஒத்துக்கணும் தான் இந்த அனந்தர்கள் இதில் வேற யாருன்னா உங்களுக்கு எதுனா செஞ்சாங்க இருக்குதா அனந்தர்கள் யார் அப்போ எப்படி ஏற்றுக்கினாங்க அவங்கள மனுத்துவம் தானே எடுத்து வந்தாங்க மனைவி மக்கள் எல்லாம் இருக்காங்களே அவங்க தொழில் பண்ணதில் இருக்கிற அவங்கள எப்படி நீ தெய்வம் எண்ணுங்கினேன் அதான் வரலாறு எப்படி போனாங்க ஒரு குருவை எப்படி போனாங்க மனைவி மக்கள் சொத்து சுகம் சர்வித்து விட்டுட்டு ஆசானே கதின்னு போய் பல ஆண்டு காலமாக அகிலாகம் அகிலவலம் வந்து ஓராண்டு ஆடு மேய்க்க போட்டு திருப்பரங்குன்று தவத்தில் இருந்து சர்வ சன்னதங்களும் பெற்று வந்தவங்க தவத்தில் இருந்து இதில் எதுனா சந்தேகம் உண்டா அப்படி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கினா நாங்களும் எங்கள் சாதி சனம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் அறுத்துட்டு ஆண்டவங்களே கதின்னு எங்களுக்குன்னு ஒரு ஊரை உண்டாக்குனாங்கப்பா அந்த ஊரில் நாங்கள் குடி வாழணும் சும்மா நாங்கள் வரல இப்போ இது உங்களுக்கு நான் ஏன் சொல்ல வரேன் எதுக்காக சொல்ல வரேன் என்னுடைய தேவனுடைய சொல்ல கேட்டு தெய்வம்னு நம்பி வர உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லணும் எங்களை யாருனாலும் இந்த உலகத்தை விட்டு அதிலிருந்து விளக்க முடியுமா ஏன் அவங்க எங்களுக்கு உயிர் திட்டமாக அறிஞ்சோம் பல சாட்சிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் நின்னோம் இந்த தூரத்தை விட்டாலும் விடுமே தவிர இந்த செயலை நாங்கள் விடமாட்டோம் ஏன் தீர்க்கமாக கண்டவங்க நாங்கள் நீங்கள் வரீங்களே உங்களுக்கு என்ன தீர்க்கம் இருக்கணும் இல்லை இல்லாமலாம் இருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஒரு பாரதூரமாகத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நன்மை வரணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர கை காட்டின பக்கமெல்லாம் ஓடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த அனந்தர் குலத்தை எப்படி உண்டாக்கினேன் இந்த அனந்தர் குலத்துக்கு வந்தவங்களாம் என்ன அறிவாளிங்க என்ன படிப்பாளிங்க ஏற்கனவே இவங்களாம் தவத்திலிருந்து தேர்ந்தவங்களா இல்லையா தண்ணி போட்டுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு சீட்டாடிக்கின்னு குடிச்சிக்கின்னு அட்டி துடி இந்த வழக்கில் இருந்தவங்க தான் அங்கே ஒன்றும் நீங்கள் நாளை இப்போ இந்த ஒழுக்கத்தில் இருக்கிறீங்க அந்த ஒழுக்கத்தில் ஒன்றுமே கிடையாது நாங்கள் இந்த காலம் அப்போ எப்படி இது வந்து கிடைச்சிச்சு இல்லையா அப்போ இந்த அனந்தர் குலத்தை பல மதத்தினரும் அறுபத்தொம்பது சாதிகளையும் இவ்வளோ பெரிய ஊரை உண்டாக்கி பல்லாயிரக்கணக்கான ஊரை எப்படி உண்டாக்கினேன் ஒரு சின்ன சம்பவத்தை நான் பார்த்து காட்சி சொல்கிறேன் தெய்வம் இதை எப்படி உண்டாக்குன்றா ரத்தன சுருக்கமாக சொன்னாங்க அதுதான் என்னை பார்த்து இப்போ நான் சொல்கிறேன் அப்போது தெய்வம் சிம்மாசனத்தில் இருக்காங்க சகோதரங்க சும்மா இருக்க மாட்டாங்க எதையாச்சும் ஒன்று பாடுவாங்க மாணிக்க மாணிக்க வாசகத்தை பேசுவாங்க இயேசு பெருமானம் பேசுவாங்க அதை பற்றி இவங்களே பேசிக்குவாங்க தெய்வம் சிம்மாசனத்தில் கம்முன்னு கேட்டுக்கின்னு இருப்பாங்க அப்படி இருக்க சொல்ல வடலூர் வள்ளல் பெறான ஐயா நமது பெரியப்பா அந்த பாட்டை சொல்லி சகோதரர்கள் பேசிக்கிறாங்க எனக்கு எவ்வளோ அறிவு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ஆசான எண்ணி அவங்க வேதனைப்படுறாங்க ஐயோ நான் புண்ணியம் வாங்க புறங்கை ஏஞ்சினேனே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு சகோதரங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க புண்ணியத்தை வாங்கிறதுக்கு நான் புறங்கை ஏந்தினேனே அப்படின்ட்டு சொல்லி அவங்க வேதனைப்படுறதா நம்ம சகோதரங்க பேசிக்கிறாங்க அப்போ தெய்வம் அதை கேட்டுருந்துட்டு டேய் புறங்கையில் எவ்வளோ வைக்கலண்டா புண்ணியம் வாங்க புறங்கையாங்க புறங்கையில் எவ்வளோ வைக்கலாண்டா ஆனால் நீ எப்படி வந்து கேட்ட தெரியுமாடா புண்ணியத்தை இப்படி வந்து கேட்டலான்னாங்க புறங்கையில் எவ்வளோ வைக்கலாண்டா நீ எப்படி புண்ணியத்தை கேட்ட தெரியுமா இதா புண்ணியத்தை கொடுன்னு கேட்டலான்னு இப்படின்னு திருக்காரத்து காமிச்சாங்க டேய் தெரிஞ்சோ தெரியாதோ புண்ணியம் வேணும்னு வந்துட்டல்ல உனக்கு கொடுத்தே தெரியுது நான் கச்சை கட்டிக்கிறேன்டா <laughs> உனக்கு கையை நீட்டு தான் தெரியல தவிர ஆனால் புண்ணியம் ஒன்று வேணும்னு வந்துட்டல்ல இப்படி தான் நீட்டுற உனக்கு கொடுத்தே தெரியுதுரா அப்படின்ட்டு உனக்கு புண்ணியம் தானேப்பா வேணும் என்ன உன் கை இவ்வளோ ரோஸ் கலராக இருக்க என்னடா இவ்வளோ அழகாக இருக்குதடா உன் கை நான் எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ ரோஸ் கலராக இருக்குதாடான்னு உன் கையை நான் புகழ்ந்தேன் அப்போ நீ திருப்பி பார்த்த நான் வச்சுருந்தான் நேராக இது நடந்த காட்சி இதை நான் சொல்கிறேன் இல்லையா அப்போ தெரியாது அவர் புறங்கையை வாங்கணும்னு பெரியப்பா அழகிறாரு பெற்ற பிறகு ஐயோ நான் இப்படி இருந்துட்டேன்னு அதை என்ன ஐயோ நான் புண்ணியமாங்க புறங்க ஏந்தினேன்னு அவங்க ஆசானை வச்சு பாடுறாங்க அழறாங்க வருத்தப்படுறாங்கன்னா அனந்தருங்க பேச சொல்ல தெய்வம் அதை கேட்டுக்கினேன்னாங்கடா புண் புறங்கையில் எவ்வளோ வைக்கிறீங்களா நீ வந்து இப்படுற அப்போ எப்படியோ நீ வேணும்னு நீட்டுட்டல உனக்கு கொடுத்தே தெரிந்துன்னு நான் கங்கணம் கட்டிக்கின்னு உன் கையை நான் புகழ்ந்தேன் அப்போ நீ பார்த்த அதில் வச்சுட்டடா அனந்தர் குலத்தை எப்படி உருவாக்குனாங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன் ஒத்தருக்கு மட்டுமா அத்தனை பேருக்குமே இந்த மெய்ய உலகத்தை விட்டு மருந்து மருந்தே போச்சு மெய்ய சொன்னால் யார் கேட்பான் புழக்கத்தில் இருந்தால் தானே இதை உலகத்தில் விட்டு மருந்து மருந்தே போச்சு பொய்யிலேயே நெறிஞ்சிடுச்சு மெய்ய சிறிதும் காணாத உலகத்தை விட்டு மறந்தாங்க மருந்தே போச்சு நீ மெய்ய சொன்ன யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் அதனால் பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இப்போ நான் வரைக்கும் சொன்னதில்ல எல்லா மகத்துகளும் அவர்கள் ஒரு கொடியை ஏற்றி நாலு திசையும் உள்ள மக்களை பயில் பண்ணி அழைப்பார்கள் மெய் சொல்லியா மெய் சொன்னதான் முடியாத அப்போ ஒரு கொடியை ஏற்றி நாலு திசையில் உள்ள மக்களை வரவழி பயில் பண்ணி வரவழித்து என்ன அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் அவர்கள் யார் அது தலைமுறை தலைமுறையா அது ஆண்டவர்கள் சந்ததி என்று அழைக்கப்படும் எங்களுக்கு ரிகார்ட் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு அசைவம் அசைவம் எங்களுக்கு ரிகார்ட் உங்களுக்கு ரிகார்ட் இருக்குதா கேட்கறோம் அப்புறம் கேள்வி உங்களுக்கு வச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் பாத்துங்க என்னென்ன இது ஒருத்தர் மூலமா கொடுத்து வாங்கிறது தானே நீங்கள் தெய்விக்குத்தான் வந்தீங்க இப்போ ஏன் இந்த உமானம் சொன்னேன் புண்ணியம் வாங்க புறங்க ஏந்துன்னு உங்களுக்கு ஏன் இதை எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன எப்படியோ எங்களுடைய தேவனுடைய சொல்ல கேட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரீங்க அவர்கள் படித்த நீங்களாம் நூறு படிச்சுங்க தானே நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வரல மெய்வழி சாலை தேடி வர மக்கள் நீங்கள் வேதத்தை படிச்சிருப்பீங்க இந்த தெய்வத்தை பற்றி கேட்டிருப்பீங்க யார் அனந்தர் மூலமாக சொன்னால் நீங்கள் மறுக்க மாட்டீங்க இல்லையா எங்கள் ஆண்டவங்க அப்படி கிடையாது எந்த அறிமுகம் இல்லாத ராவு பகலா ஓயாத ஓயாத கூவி நின்றேன் பாழ் உலகில் கொண்ட பகல் ராவு இல்லை எப்பேற்பட்ட வண்ட கதிப்பகைக்கு வளைந்து கொடுக்காது அஞ்சாது ரோகிகளுக்கு அஞ்சு நின்று சோறாது நெருப்பு வச்சாங்க உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்ந்த கொள்ளிவாய் பிசாசுகளும் கொடுமிருக பேயினங்கள் சூழ்ந்த கடலினுள்ளே ஆய்ந்தேறி நீந்து வந்த பாட்டெல்லாம் பூரண பாடுனே ஒரு பக்கம் வச்சுட்டாங்க அப்படிப்பட்டு இந்த அனுத குலத்தை உண்டாக்குறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த சிரமம் இல்லை இல்லையா அவங்க பிரச்சாரம் பண்ண மாதிரி இல்லை எப்படியோ மெய்வைச்சால உண்மையான தேவனா இறைவன் அவதாரம் பண்ணான் அதுதான் வேறீங்க இதில் யாருன்னா வேறு என்ன சந்தேகம் இருக்குதா ஆனால் அதுக்கு தானே வந்தீங்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஈஸி உங்களுக்கு பேசுறது எங்கள் ஆண்டவங்க என்ன பாடுபட்டாங்க இன்றைக்கி வரவங்க நீங்கள் அங்கே என்ன நிலம் வாங்க வரீங்களா வியாபாரம் பண்ண வரீங்களா எல்லாம் சொல்லுங்கள் மனிதனுக்கு சொர்க்க நரகம் உண்டா இல்லையா உண்டு இல்லையா யம வறுமை உண்டா இல்லையா உண்டு பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா சொர்க்க நரகத்தை பார்த்தீங்களா யமனம் பார்த்தீங்களா அப்போ எப்படி உண்டு உண்டுன்றீங்க இருங்க வேதத்தில் எல்லா வேதத்தையும் நான் சொல்லுது எங்க வேதம் மட்டுமா சொல்றேன் <laughs> இல்லையா எந்த யாரு சொல்லாதுங்கிறாங்க பாவம் செய்யாது இரு மனமே நாளை கோபம் செய்தே ஏமன் கொண்டோடி போவான் எல்லாம் சொல்லிதாங்கிறாங்க கரைப்படித்து என்ன ஏமன் கைப்பிடித்து கொள்ளும் முன்னே உருப்படுத்தி உமையாள உடன்பருவது எக்காலம் யார் வந்து இந்த எல்லா மகத்துக்களத்தை சொல்லிக்கிறாங்க ஏன் அப்போ வர்றது நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும் யார் மூலமாக ஆனந்தர்கள் இப்படி ஒத்தோத்தனா அப்படி தானே வந்தீங்க யாருன்னா அப்படியே எனக்கு அப்படியே தெரிஞ்சு இதான் தெய்வீகம் போடான்னு யாருன்னா ஒரு சக்தியில் வந்தீங்களா ஒருத்தர் ஒருத்தராக கேட்டு வந்தீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு உண்மை வேணும் ஒரு ரெக்கார்டு வேணும் ரெக்கார்டு இல்லாத கிடையாது இல்லையா தாட்சி தான் எங்களுக்கு ரிக்கார்டு தான் தீர்க்க ஆ எங்களுக்கு ஆமாம் எங்களுக்கு அது ஒரு தனி இதுவே சர்வ வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம் இவங்க தான் இறைவன் என்ன திசையில் வருவாங்க இப்படி பண்ணுவாங்க மக்களை இப்படி கூட்டுவாங்க அவங்களுக்கு தலைப்பா கொடுப்பாங்க காஷாயம் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு அசிவு வசிவெல்லாம் சொல்கிறாங்க அதை காட்டி காட்டி காட்டி எங்களை நம்ப வச்சு பல மதத்தினரும் அறுபத்தி ஒன்பது ஜாதிகளும் சேர்ந்து ஒரு பெரிய ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றும் ஊர் என்ன நீதி நகரம் என்றும் சத்திய நகரம் என்றும் குருச்சேத்திரம் என்றும் அதுக்கு நாமங்களை இட்டு அவங்க ஸ்தாபனம் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க திருமேனி மறைஞ்ச பிறகு நீங்கள் வரீங்க உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு அப்படி வேணுமா வேணாவா காலம் மூணு நல்லா கேட்குறாரு அண்ணன் காலம் எத்தனை மூணு காலம் ஒன்று சென்ற காலம் ஒன்று நிகழ்காலம் ஒன்று எதிர்காலம் இது தானே இது அப்படியே இந்த மனிதனுக்கு தானே ஆடு மாடுகள்லாம் உண்டா அப்போ முக்காலம் இந்த மனிதனுக்கு தான் அப்போது இந்த யுகத்துக்கும் பொருந்தான் ஆனால் நிசமாக வச்சுதே இந்த தெய்வீகத்துக்கு தான் இப்போது இந்த மெய் யாருக்கிட்ட வந்துச்சு பாட்டியார் மூலமாக வந்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க நாங்கள் அனுபவத்தில் நேருக்கு நேராக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு இருக்கீங்க இதை உலகத்தை விட்டு மறந்து மறந்தே போனது யார் மூலமாக வந்துச்சு பாட்டி யார் இது பல நூறு வருஷம் சுமார் அறுநூறு வருஷமாக அவங்க இந்த பூலோகத்தில் வாழ்ந்தது தெரியல கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நேராக பார்க்கலன்னாலும் அப்போது அதைத்தான் கொண்டுக்கணும் வந்தாங்க இன்றைக்கி இந்த ஆனந்தர்கள் பாட்டியார்கிட்ட வாங்க முடியுமா என்ன ஆச்சு அனந்தர்களுக்கு சென்ற காலம் பாட்டியார் இப்போ தெய்வம் பெற்றாங்க அனந்தருங்க பாட்டியார்கிட்ட பெற முடியுமா அது என்ன ஆச்சு சென்ற காலமாக போச்சு தெய்வத்துக்கு நிகழ்காலமாக இருந்துச்சு வாங்கிக்கினாங்க நாங்களுக்கு அனந்தர்களுக்கு பாட்டியார் சென்ற காலம் தெய்வத்துக்கு நிகழ்காலம் இருந்து பெற்றுக்கினாங்க அனந்தர்களுக்கு நிகழ்காலம் தெய்வம் அப்போ பாட்டியார் காலம் நம்மளுக்கு என்னாச்சு சென்ற காலமாக போச்சு எங்களுக்கு வசந்த காலம் நிகழ்காலம் எங்கள் ஆண்டவங்க யுகத்துக்கும் சர்வ வேதத்துக்கும் ஒரு வசந்த மகுட முகட்டுன்னு அவங்களுக்கு வாச்சுதுன்னு சொல்கிறாங்க வசந்த காலம் <laughs> அப்போ அவங்க இந்த காலத்தில் எப்படியா நாங்கள் வந்து அது எப்படி வந்தோன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது இப்படிதான்னு இன்றைக்கி நினச்சாலும் பயமாக இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆகணும்னுட்டு அப்போ வசந்த காலம் ஆச்சு அவங்க வந்த காலத்தில் நம்ம பிறந்தது தான் வசந்தம் நீ யார் நீ உக்காஞ்சுங்கிறியா அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா நீ யாருக்கு முன்னால் உக்காஞ்சுங்கிற தெரியுமா இந்த வசந்தம் எப்பேற்பட்ட வசந்தம் தெரியுமா இந்த வசந்தம் உனக்கு தானடா உன் மகனுக்கு எதிரா என் மகன் ஒரு வயசில் இருக்கிறான் <laughs> அந்த தரிசனம் ஒன்று கிடைக்குமா எனக்கு மகனாக பிறந்திருந்தா நம்மளுக்கு இருந்தாளா உனக்கு தான்டா இந்த வசந்தம் இல்லையா அப்போது அப்போவே நாம் ஒரு தொண்ணூறு வயசில் எழுபது வயசுல இருந்தால் என்ன தெரிப்போங்க தக்க நேரத்தில் இருபத்தஞ்சி வயசில் வந்து நம்ம அவங்கள சந்திச்சோம்னு இப்போ நினச்சா ஆச்சரியமாகுது வாச்சிக்குந்து தானே அதை தான் சதுரயுகத்திற்கும் சர்வ வேதத்திற்கும் இது ஒரு வசந்த மகுட முகூர்த்த காலண்டா உனக்கு வந்து வாச்சுதுன்னா உத்தா பார்த்து தானே உங்களுக்கு பெற முடியுமா எல்லாம் தெரியுது எல்லாம் ஆத்திரத்தில் கறிங்க நாங்கள்லாம் சும்மா அங்கே வந்தோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கின்னு வரீங்க நீங்கள் ஆர்வத்தில் பார்த்தா உங்களை நான் சொல்லக்கூடாது செயலை பார்த்தா எங்களை மீறி நிற்கிற ஆர்வத்தில் நாங்கள்லாம் உத்தரவு கேட்டு பத்து ரூபா காணிக்கு வச்சு எங்களுக்கெல்லாம் வீடு கட்டிக்கணும் ஆனால் இப்போ வருங்களுக்கு லட்சக்கணக்கு உண்மையாக வரங்க நீங்கள் உண்மை உங்களுக்கு தெரியணும் பருவராட்டாக வரவங்களுக்கு இது பலிக்காது வரவங்களுக்கு பலிக்கு தான் செய்யும் ஆனால் செயலை பார்க்குறோம் இல்லையா வந்து அங்கே வீட்டை கட்டிக்கின்னு எவ்வளோது விசிறும் ஏன்னா நான் அங்கேருந்து பார்க்குறேன் உங்களெல்லாம் எதுக்கு வராங்க இவங்க உண்மையாக பாடுபட்டு வராங்களே அதுக்கு தெய்வம் ஒரு வழி இல்லாதவா இருக்கும் எல்லாம் எஞ்சி பாருங்க அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன உங்களுக்கும் எங்களை போல ரிக்கார்டு தான் உங்களுக்கு செல்லும் இப்போ நான் பேசுறதுலாம் எந்தா ரெக்கார்டு எல்லாம் நானாக பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது உள்ளதை எடுத்து நான் சொல்கிறேனே தவிர நானாக பேசலை அப்போ நீங்களும் வந்து இந்த காலத்தில் வரீங்க ஒரே ஒரு வசனம் உங்கள் மே என் மேலே என்னுடைய பட் நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாது அன்னாட நான் வேலை செஞ்சு தான் நான் கஞ்சி குடிச்சிருந்தேனே தவிர பத்து ரூபாய் என்கிட்ட கையிருப்பு கிடையாது அந்த நிலையில் தான் என்னை தெய்வம் சேர்த்துக்கினாங்க அப்போ எதை வச்சு சேர்த்தாங்க நான் எதுனா நான் காணிக்கு சேர்த்தாங்களா எங்கிட்ட சொத்து சோகம் நல்லா இருக்குதுன்னா இவன் பெரிய படிப்பாளி இவன் நமக்கு உதவிப்பா உதவியாக இருப்பானு சேர்த்தாங்களா ஒன்றுமே கிடையாது நெசமாக சொல்கிறேன் மூணு வேளை நான் கஞ்சி குடிக்கலாம் அங்கே வந்து கூட அப்பேற்பட்ட வரிமை இருந்தவனை எம் மேலே என்ன கருணை வச்சாங்க அந்த ஒரே கருணை அந்த கருணையை வச்சு தான் அவங்கக்கிட்ட பேசுகிறேனே தவிர உங்ககிட்ட பத்து ரூபாயோ ஒத்த ரூபாயோ நான் எதிர்பார்த்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக உங்ககிட்ட நான் வந்து பேசலை இறைவன் என் மேலே வச்ச அந்த பெருங்கருணை அதை அவங்கள நம்பி வரீங்களே அவங்களுக்கு நான் உண்மையை சொல்லணுன்ற ஒரே ஒரு எண்ணமே தவிர மற்ற எதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு தேவையே இல்லை அது புரியுதா உங்கள் மேலே என் மேலே வச்ச இறக்கத்தை என் இறைவன் அதையே நான் உங்கள் மேலே வச்சு நான் பேசுகிறேனே தவிர கிட்ட சத்தியமாக நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் புரியுதா அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ அதே என் மேலே வச்சாங்களே எறிவேன் ஒன்றுத்துக்கு மேலே ஆக்கி இல்லாதவனே அந்த ஒரு இருக்குன்னா இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன் சேர்க்க மாட்டேன்னா என்ன கேஸ் போடுவியா என்ன பண்ணுவாங்களே அப்போ எப்படியோ ஒன்று இறக்கத்தில் சரி பதிஞ்சுக்கு போடான்னு உத்தரவாசிய அந்த இறக்கு அதுதான் என்னுடைய ஒரு இது அதை வச்சு தான் அந்த இறக்கத்து தான் நீங்கள் வரீங்களே இம்மா ஒத்தொத்தரும் என்ன பாடுபடுறீங்கன்னு நானும் உங்கள் கூட பேசலைன்னாலும் ஒத்தொத்தரும் என்ன அவஸ்தில் இருக்கிறீங்க இந்த தலைப்பாய் கட்டிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி வரீங்கன்றது எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் நேரடியாக பேசலைன்னாலும் அங்கே வரவங்க என்னென்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு இதுக்காக வரவங்களுக்கு இப்படி நம்பி வராங்களே நம்ம தேவனுடைய சொல்ல கேட்டு அவங்களுக்கு உண்மையை சொல்லணுன்ற ஒரே எண்ணத்தில் நான் உங்ககிட்ட பேசுனே தவிர நான் எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் என் பிதா என்கிட்ட எத்தையும் எதிர்பார்க்காத அவங்க கருணையில் என்ன ஏற்றாங்க அதே கருணையை வச்சு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் சரி இப்படி மரளி கை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மதம் என்பதுன்னா ஆனந்தர்களும் சும்மா அவங்கள நாங்கள் ஏற்றுக்கலை எல்லா மகத்துக்களும் சாட்சியோடு சொல்லி சொல்லி சொல்லி தான் அதை வச்சு தான் நாங்கள் ஆண்டவங்களே அது கூட எங்களுக்கு தெரியாது இதை பாடுறா இதை சொல்கிறாங்க இதை பாடுறா இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லி அந்த உண்மை சொல்லோடு நின்றுக்கிட்டாங்களா அந்த செயலை எடுத்து காட்டாங்க மரளை கை அவங்க சொல்ல டைரக்டா ஒருத்தரோட நினைவு தூண்டி விட்டு அவர் நினையாபுரத்துலேருந்து வந்து தெய்வமே இந்த வேலை படிக்கிறப்ப இந்த மாதிரி வருது தெய்வமே அப்படிங்கிறப்ப அப்படியே வருது அப்படிங்கிறாங்க அவனோட நிழல் நுழைய வச்சு அவன் தான் தெரிஞ்சுட்டு அதை உணர்ந்து அவன் வந்து சபையில் சன்னிதிக்கு சொல்ற போது அப்படியே முதல்ல கேட்குற மாதிரி கேட்குறாங்க தூண்டி விட்டது யாரு தெரியும் அது நம்ம வாயில வர வச்சா அதெல்லாம் எவ்வளவு புண்ணியம் வேதத்தில் தேடி ஒரு தீர்ஸ் நட்டு பிடிக்கிறதும் தெய்வத்தை பத்தி அவ்வளவு புண்ணியம் அந்த புண்ணியத்தை கொடுத்து அவர் வாயால வரவழைச்சு எத்தனை பேர் வேலை வந்தது அத்தனை பேருக்கு சான்ஸ் கிடையாது அவர் படிச்சு சொன்னா சொன்னாங்க உடனே தெரியும் அக்செப்ட் பண்றாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் மற்றவங்க எல்லாம் ஓ இருந்து கொண்டு கூட இருக்கணும் தீரசனம் இப்போ நம்மளும் படிச்சா சரி இல்லை கிடைக்குமே எப்படி ஒரே சமயம் எத்தனை தூண்டி விடுறாங்க பாருங்க அதுதான் அவனோட செயல் அப்போ அது போல அப்போ அனந்தர்கள் யார் இறைவன் அவதாரம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு உண்மையா அப்போ அனந்தர்கள் யார் சொல்லுங்க உங்க வாயால் சொல்லுங்க நீங்க நம்பி வரீங்கன்னா இறைவன் அவதாரம் ஒன்று உண்மை நம்புறீங்களா அப்போ அனந்தர்கள் யாரு இறைவனுடைய நேரடி பிள்ளைகள் தவச்சூரில் பிறந்த பிள்ளைகள் தான் இறைவனுடைய சொந்த பிள்ளைகள் சிவனடியா என்ன அவங்களுடைய தவச்சூரில் பெற்றெடுத்த அனந்தர்கள் யார் இவங்க இறைவன் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடியார்ன்றது அப்புறம் இல்லை அவங்க தவச்சுள்ள நின்று பருந்து இந்த தோலை தண்ணாதீங்க இந்த தூளம் அப்பா அம்மா கிட்ட இது உருவானது இல்லையா அப்பா அம்மா கிட்ட நம்ம பிறந்தோமே நம்மக்கிட்ட உயிர் இருக்குது தெரியுமா தெரியுமா அந்த ஜீவ பிறப்பில் தான் அவங்க தான் எங்கள் ஞானப்பிதா அவர் தான் எங்கள் ஞான தந்தை இந்த தூரத்துக்கு அப்பா அம்மா இருக்காங்களே அதுக்கு அல்ல அவங்க வயிற்றில் பிறந்தோம் ஜீவன் தெரியுமா அப்போ இங்கே ஜீவப்பிறப்பில் பிறக்க வச்சுங்க அவங்க தான் உண்மையான தந்தை அவங்க தான் எங்களுக்கு உண்மையான குரு அவங்க தான் எங்களுக்கு உண்மையான தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் ஏ மாதாவை வந்து பெற்றெடுக்கிறாங்க இல்லையா பிதாவை வந்து கண்டித்து வளர்க்குறாங்க குருவாக இருந்து வேதத்தெல்லாம் வளர்க்குறாங்க ஏன்னா தெய்வம் தெய்வமாக நின்று கடைசியில் யமங்கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க மாதா பிதா குரு தெய்வம் நாலும் அந்த ஒரு திருமேனிக்கு கண்டவங்க மரளி கை திண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் இது வாய்ச்சொல்லாம் ஒரு ஊரே அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து பார் யமன் கை படலன்றது அவங்க முகத்தில் பாரி எரிக்கும் இதெல்லாம் பார்த்தவங்க தானே பார்த்தீங்கல்ல அப்போ மரளி கையில் மாட்டினத்துக்கும் மாட்டாத்துக்கும் இங்கேயே அடையாளம் தக்கார் தகிவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருவள்ளுவன் சொல்கிறாங்கன்னா இங்கேயே பார்க்கறது அப்போ யமன் கைப்பட்டத்துக்கும் சிவன் கைப்பட்டத்துக்கும் பிரதட்சமாக இருந்தது ஒளிமறு குசு குசுன்னு நீ அப்படி இப்படி ஏமாற்றி படுங்கிறது இல்லை இது பிரதட்சமாக இது உலக அறிய எடுத்து காட்டணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் இதெல்லாம் நம்ம ஒரு ரிக்கார்டோடு எடுத்து பேசுகிறோமே தவிர மரளிக்கை திண்டா திண்டாசாலை ஆண்டவர்கள் மைமதம் என்ன இதோ இறுதி தருவாயிலிருந்து பார்த்துக்குங்க பகரங்கமாக முரசடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர குசு குசுன்னு ஒரு காட்டில் கொகரை இல்லை அதாவது கொடியேற்றி பேரிகை அடித்து எக்காலம் ஊதி இன்னும் கூவிக்கு நிற்குது அந்த செயல் நடக்குது சும்மா வாய் சொல்லலை பகிரங்கமான செயல் பகிரங்கமான செயல் மகத்துக்களெல்லாம் சாட்சி சொன்ன செயல் இது இல்லையா அதுக்குள்ள நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு என்ன சாட்சி தீர்க்கு தரிசனம் அனந்தர்களுக்கு சாட்சி இப்போ உங்களுக்கு ஒரு சாட்சி கொண்டு கொண்டு நீங்கள் வரீங்கல்ல உங்களுக்கு ஒரு சாட்சி வேணுமா வேணாதா அப்போது இந்த அனந்தரங்களை எடுத்தது எதுக்கு எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே இந்த கலியுகத்தில் வந்து கடைசியில் போய் பிறங்க அவங்க இறைவனே தோலை எடுத்து வந்து அந்தந்த சாதியில் இது வரலாறு நம்புறீங்களா படிச்சிருக்கிறீங்களா எதுக்கு எடுத்தாங்க ஏன் பொறுக்கு வச்சுட்டு அவங்கள மட்டும் எடுக்கணும் எல்லாம் எண்ணி பாருங்க அப்போ அவர்களை எடுத்துக்கிட்டாங்க முதல்ல பூமி அடங்கலுக்கும் போதும் புராதனம் கூறணும் அறுபத்தொம்பது ஜாதியை ஏன் எடுத்தாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமாண்ணா அறுபத்தி ஒன்பது ஜாதியை ஏன் ஒரு பிராமணர் குலத்திலே நேரு போய் பிறங்கடா ஒரு கவன குலத்தில் பிறந்துக்கடான்னு ஏன் மறக்கக்கூடாது ஏன் அறுபத்தி ஒம்பது ஜாதியில் பிறந்து அந்த அறுபத்தி ஒம்பது ஜாதியை பல மதத்திலையும் பிறக்க வச்சு ஏன் எடுத்தாங்க இப்போ ஒரு சிம்பிளாக நான் என்றேன் இது இப்போது இஸ்லாத்தில் இருக்கிறாங்க ஐயரு சொன்னால் ஒத்துக்குவாங்களா இல்லை இஸ்லாத் மக்கள் அயிருக்கு சொன்னால் ஒத்துக்குவாங்களா இதெல்லாம் இனிப்பாருங்க இப்போ கவனகுலத்தில் நான் பிறந்தேன் இஸ்லாத் மதத்தில் சொன்னால் எடுத்துக்குவாங்களா இப்போது தேவர்கள் மறவர்கள் கல்லர்கள் இப்படி எல்லாரும் இருக்காங்களே இதான் ஜாதி பேதமாச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண முடியுமா ஏன் கவன ஜாதியிலே நான் சொல்லணும் ஏய் இது வரைக்கும் நீ சைவ மதத்தில் போகிறீங்க பஞ்சாட்சத்தை நீ பார்த்தியாடா உங்கள்கிட்ட இருக்குதாடா சண்டை போட்டு நான் சொல்லுவேன் இஸ்லாத் மகக்கிட்ட போய் சொல்ல முடியுமா இப்போ அறுபத்தி ஒன்பது ஜாதி எடுத்த அந்தந்த ஜாதிக்கு சொல் பிரச்சனை வேணாம் உங்களுக்கு புரியுதானே ஒருத்தர் இது தேகம் உள்ள வரைக்கும் நீங்கள் ஏகபேத சாதி சண்டை போக அறுபத்தொம்பது சாதி பேத சமத்துவம்னு காணணுங்க அறுபத்தொம்பது ஜாதி ஏன் எடுத்தாங்க வேற ஜாதியிலேருந்து வந்து நான் ஒத்துக்குண்ணா என்ன உன்னுடைய ஜாதியில் எங்கே பஞ்சாட்சாரம் அச்சாட்சாரம் ஏழாச்சாரம் களிமா இதெல்லாம் மூல மந்திரங்க தானே நான் போய் கலிமான்னு அந்த இஸ்லாத் மக்களை சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஆனால் அதில் இருக்கிறவங்கள சொன்னால் மறுதளிக்க முடியுமா சண்டை போடலாம் இவ்வளோ நாள் உன் பேச்சு கேட்டேன் எங்கடா கல்பு பிரகாஷ் எங்கே காட்டுறான்னு நாம் போய் அவங்கள கேட்க முடியுமா இப்போ பஞ்சாட்சாரத்தை நீ ஒன்று பார்த்தா அவரே இந்த இஸ்லாத் மக்களுக்கு கவர்னருக்காக இருக்க சொன்னால் ஒத்துக்குவாங்களா இதான் தேகமே <laughs> பேதமாக நிற்குதே இது ஏற்றுக்குவாங்களா அந்தந்த ஜாதியில் அறுபத்தொம்பது ஜாதி மக்களுக்கும் அவாவும் இனத்தை காட்டு டே இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் தெய்வம் சிம்மாசனத்தில் இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் நல்லா படிச்சுங்க கண்ணியமானவங்களாக உலக அளவில் நல்ல ஒரு ஒழுக்கமானவங்க வந்தாங்க வந்து தெய்வத்தை எடுத்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இடையிடையே இந்த நிர்வாகஸ்தர்கள்லாம் குறுக்கு குறுக்க இதை பெறலைன்னா ஒரு பூச்சி மாதிரி அல்ல தட்டி பேசுனாங்க பேச்சுக்களே அதான் குத்து பேச்சுன்னு சொல்கிறாங்களே நீ இதை வரலன்னா நீ ஒரு மனுஷனா இப்படியெல்லாம் இது பேசவே அவங்களுக்கு சடுக்குன்னு ஒரு மாற்றமாக வந்துச்சு என்னமோ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படி இப்படி வட போலான்ட்டு எழுந்து போயிட்டாங்க போனதுமே தெய்வத்துக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாரு டாய் முகரிய பார்க்கடா அவன் வந்தான் அவன் என்ன பிள்ளைடா பார்க்கறதுக்கு வந்தான் உன்னை யாரா பேச சொன்னது நான் அவனுக்கு என்ன ஏதுன்னுட்டு நான் அவன் எண்ணத்தை பார்த்து நான் சொல்லியிருப்பேன் உன்னை யாரா பேச சொன்னது நீ அல்ல தட்டின மாதிரி பேசின எழுந்து போயிட்டானடா உன் முகரி பக்கத்தில் வந்தான் அவங்க ஆண்டவங்களை பார்க்கலான்னு வந்தான் உன்னையாடுறாங்க பேசணும் ரொம்ப கோவிச்சுட்டாங்க உன் சித்தப்ப மாம அண்ணன் தம்பின்னு கிளிக்கிறி அங்கே போய் நொட்டாடா என்ன இதை பாருங்க அப்போ உன் சொந்தத்துக்கு இந்த மெய்வழினா எடுத்து சொல்லாண்டா சித்தப்ப அண்ணன் தம்பின்னு சொல்கிறிய என்னை பார்க்க வந்தவன் அவன் என்னை பார்க்க வந்தான் நீ யார் உன்னை குறுக்கு சொல்லு இதான் கோவிச்சு போயிட்டானே பயங்கரமாக கோவிச்சுட்டாங்க இந்த மாதிரி என்னன்னா இந்த ஒரு ஜாதி இருக்குதே விட்டு கொடுக்காது இல்லையா அப்போ இந்த அறுபத்தி அவன் சொந்தக்காரங்கிறான்ல எடுத்து சொல்லு அதுக்காக தான் இந்த அறுபத்தொம்பது ஜாதி சேர்த்தாங்கன்னு அதை கவனித்து பார்க்க சொல்லி இப்படி இருக்குமான்னு சொல்கிறேன் இதுக்கு எங்க நான் சாட்சி சொல்லுன்னு கேட்டேன் இல்லையா ஏன் இது இப்போ ஆ அவங்க சொன்னாங்க நம்ம அவங்க பிடிக்கும் அது சொல்லுங்க சண்டை போட முடியாது இதுக்கு உரிமையோட சண்டை போடலாம் நான் போடுவேன் சண்டை என்ன எதிராக இது சொன்னேன் ஏன்டா பஞ்சாட்டம் தானே உங்களுக்கு எங்கே இவ்வளோ நாளாக நான் இருந்தேன் எங்கள் பாட்டம் தான் எங்கள் முப்பாட்டம் தான் இல்லையே இதை நான் போய் இதை நிருபணியோட எனக்கு கொடுத்தாங்கடா இப்போ உரிமையோட சண்டை போடும் இன்னொரு மதத்தார்கிட்ட சண்டை போடுமா அதுக்கு தான் இப்படி எடுத்தாங்களான்னு எண்ணி பார்க்க வேண்டியதாக இது எங்கே சாட்சி சொல்லுன்னு கேட்டுடாதீங்க இல்லையா இது இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு இதுக்காக நான் பேசுகிறேன் அப்போ ஏன் இந்த ஒன்பது ஜாதி எடுத்து வச்சாங்கன்னா இந்த உலக மக்களுக்கு அப்போ அவங்க எடுத்து சொல்லலாம் இதுக்கு நீ இப்போ பேசுகிறிய இதுக்கு என்ன உனக்கு சாட்சி இருக்கு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு கிடையாது வேதத்தில் உள்ளதை தீர்க்க தரிசனங்களை இதை எடுத்து தெய்வ வாக்கியத்துக்களை சொல்கிறேனே தவிர நான் சொன்னான்னு மட்டும் எடுத்துக்காதீங்க புரியுதா ஆமாம் எல்லாம் சாட்சி வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்போது கவுண்டர் சொல்றாரு அண்ணங்கோ கவுண்டர்னா நான் வேணும்னு சொன்னீங்க அது முன்னாடி நடக்கும் தெரியுமா தெரியாது சாதாரண கேஸ் போடுங்க கூட என்ன பண்றது எதிர்வாயத்துக்கு பேரு கவுண்டர் கவுண்டர் போடுறோம் இல்லையா எமனுக்கே கவுண்டர் போடுறவரு கவுண்டர் தேடி பார்த்தோமா அது தெய்வம் அதனால கவுண்டர் சேர்ந்துட்டாங்க ஏன்னா அந்த ஜாதிக்குள்ள லட்சியம் என்ன அப்படின்னாக்கா எமனை என்கவுண்டர் பண்றது சொல்றேன் சொல்றேன் அது யாரு உங்களுக்கு சொல்றது கவுண்டர்னா என்னான்றது அதையும் சொல்கிறேன் அப்போ இப்போ எங்களை எடுத்துட்டாங்க இதில் எதுனா சந்தேகமாக நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்கு வந்தாங்களா இறைவன் இந்த அனந்தர்களை உருவாக்க வந்தாங்களா முதல்ல இந்த கலியுகத்தினுடைய ஒரு முடிவுக்கு கொண்டு நன்மை தீர்ப்பை நாம் போகிறதுக்காக நான் நீங்கள் எல்லோரும் போய் புரோகத்தில் போகிறோங்க நான் வந்து உங்களை எடுத்து நான் எடுக்கிறேன்னு அதனால தான் குரமாதுகிட்ட வந்து கேட்க என்ன ஒரு பேரை சொல்லுன்றாங்க ஆமனு அம்மான்றாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க ஆமனு என்ற நாமம் அறந்ததை நோக்கும் போது இவர்கள் தேவர் போல் தோன்றுதென்றல் என் தாயினை இந்த தத்தான்னா ஏற்கனவே பிறந்தாங்க பாரு அவங்க உத்தரவுக்கு அவங்கள தான் வந்து எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க இப்போ தான் உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன் இல்லையா அப்போ இந்த மெய் வழி வந்து தனக்காட போயிடுதில்லை இப்போ தமிழ்நாடா எது வரைக்கும் பாருங்க இது எத்தனை மாநிலத்தில் இந்த மெய் வழிக்குது சொல்லுங்கள் தமிழ் சொல்லுங்க இல்லை எங்கெங்க போயிரு ஆனந்தர்களை தான் நான் கேட்கறது எத்தனை மாநிலத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்கப்பா எங்கே ஊருக்கு ஒன்று இப்போ நீங்கள் வளர்த்தனப்பா சொல்லாதீங்க அனந்தர்களை சொல்லுங்கள் எத்தனை மாநிலத்தில் இருக்கிறாங்க இல்லையா ஓ ரெண்டு கேரளாவில் இருப்பாங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க வேறு எங்கன்னா இருக்குது அவ்வளோ ரொம்ப தெரில ஆனால் அவங்க கொண்டுங்கன்னு வந்தது எதுக்கு பத்திராவதி இருக்கட்டும் அப்போ அந்த செயலை எங்கன்ன ஒரு மாநிலத்துக்கோ ரெண்டு மாநிலத்துக்கோ இல்லை பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது தெய்வீக வழியும் தேடிடும் குடகமே ஆமை வழியும் தேடிடும் புடகமே ஆமன் ஈசன் வந்தே தேவர் கருளாமுகம் தந்தது இத பூமி அடங்கலுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு ஓதும் புராதனத்தை எடுத்து சொல்லணும்னு தான் இந்த அனந்தர்களை பல விதமாக பல்வேறு மதத்தவரையும் அறுபத்தொம்பது ஜாதிகளை எடுத்து உருவாக்கிட்டாங்க இல்லையா அப்போது இந்த அனந்தர்கள் உங்களுக்கு சொல்லணும் உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா நீ யார் எங்களுக்கு சொன்னால் நம்ம தானே நம்பணும் எங்கள் ஆண்டவங்க எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் நம்பணும் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா நீங்கள் நம்பவே நம்ப மாட்டீங்களா என்னத்தை வச்சு நம்புவீங்களா என்ன சாட்சி சொல்லு என்ன சாட்சி வச்சு நம்புகிறேன் சொல்லுப்பா ஓப்பனாக பேசுங்க இதில் வந்து ஒளிவு மறைவு இது முகதாட்சினா அது இது வேணாம் என்ன கேள்வி கேட்கலன்னா உனக்கு கேடு வரும் கேள்வி கேட்காத பேர்களுக்கு கேடு வரும் தப்பாதுன்ட்டாங்க இவ்வளோ தூரம் பாரதூரமாக எடுத்து நீட்டிக்கணுங்கிறிய உனக்கு என்ன அதிகாரம் அத்தை கேடு முதல்ல அதை கேட்கணும் நீ இல்லையா உன் பேச்சு கேட்டால் எங்கள் ஆண்டவங்க பேச்சு நாங்கள் கேட்டோம் பத்து அடையாளத்தோடு மஞ்சள் வரணும் பூக்க இருந்த பிறகும் தீர்த்தம் கொடுக்குது நாங்கள் நம்மனும் எங்களுக்கு செயல் காட்டுறாங்க என் பேச்சை நான் கேட்டால் உனக்கு என்ன ரிக்கார்ட் அதுதான் ஆம்பளை பிள்ளைங்களை தவிர இந்த உண்மையாக மெய்ப்பறவங்கள கை காட்டுற பக்கம் போகிறவங்களுக்கெல்லாம் இது லபிக்காது நான் ஒன்றா சொல்கிறேன் லபிக்குமா தெரிஞ்சுக்கோ என்ன நீ யார் இதை பேசுறதுக்கு உன் சொல்ல கேட்டால் என்ன வரும் எங்கள் ஆண்டவன் சொல்ல நம்பணும் அத்தனை எங்களுக்கு கைப்பறிதான் சன்னதங்கள் மகத்துக்கள்லாம் சாட்சி சொல்கிறாங்க நீ வரிய உனக்கு என்ன சாட்சி யார் உங்களுக்கு ஆண்டவன் சொல்கிறாங்க நீ என்ன உனக்கு ரிகார்டு கொடு நீ சன்னதத்தை பார்த்துல அவங்க சுகம் வெளியோடாதுங்கள்ல ஊனூர் இல்லை நீ பார்த்துல நீ டெஸ்ட்டு வரையா நான் உன்னை பண்ணிட்டு பண்ண கேட்கலாமா கேட்கக்கூடாதா நீ இதானே உண்மை ஏ கம்மனு இருந்தால் என்ன ஆகிவிடுவோம் இதில் யாருக்கு கல்யாணம் திருமணம் ஆகல நான் யாருக்கு கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்கள் உனக்கு கல்யாணம் ஆகலை உனக்கு கல்யாணம் ஆகலை மிச்ச பேருக்கு எல்லோரும் கல்யாணம் ஆகிக்குதா சரி எல்லாருக்கும் திருமணம் ஆச்சுல்ல ஒரு பொண்ணை பார்த்ததும் தாலி கட்டி விட்டீங்களா சொந்தம் பந்தம் குளம் கோத்திரம் ஜாதகம் பார்த்து கட்டிங்களா பொண்ணை பார்த்ததும் கட்டி விட்டீங்களா என்னப்பா சொந்தமாக இருந்தால் கூட கேட்காத ஜாதகம் எதுவும் பார்க்காது கேட்டீங்க அதுக்கும் எதுனா போர் பொருத்தம் பார்த்தீங்களா பொருத்தம் பார்த்து அதுதானே உண்மை அக்காமார்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு புருஷ தயார் பண்ணுன்னா அவள் எப்படி அவங்க சொந்தம் எப்படி ஆணும் பெண்ணும் ஒன்று தானே அப்போ என்னன்னா புருஷன் வரானாலும் நீயும் கழுத்து நீட்டிட மாட்டேங்க போ அக்கா பொம்பளைங்களும் ஆம்பளையும் பொண்ணு கொடுக்குதுன்னா உடனே கட்டி விட மாட்டான்